ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நல்ல ஸ்பைஸியாக மத்தி மீன் வந்து ஃப்ரை பண்ண போகிறோம் அது எப்படி பண்ணுறது நம்ம பார்க்கலாம் மீனை நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் குழம்பு பொடி அரை டீஸ்பூன் பெப்பர் பொடி மஞ்சத்தூள் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் கொஞ்சம் அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் உப்பு அரை லெமன் அரை லெமனோட ஜூஸ் இது எல்லாத்தையும் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ இந்த பேஸ்ட்டை மீனில் வந்து உள்ளேயும் வெளியவும் நல்லா வந்து ஈவனாக வந்து நம்ம தடைய விட்டுடலாம் இது வந்து ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஊறட்டும் இப்போ இந்த ஃபிஷ்ஷை வந்து நல்லா வந்து நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் இதை வந்து நல்லா கிறிஸ்பியாக வந்து நம்ம ஃப்ரை பண்ணணும் கொஞ்சம் வந்து கருவேப்பிலை நம்ம தூவிட்டோன்னா இந்த ஃபிஷ்ஷோட ஸ்மெல் வந்து ரொம்ப வெளியே வராது இதை வந்து ஒரு பக்கம் வெந்த பின்னாடி அடுத்த பக்கம் வந்து நம்ம திருப்பி போட்டு நல்லா வந்து கிறிஸ்பியாக நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ஃபிஷ் ஃப்ரை சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு நல்ல கிறிஸ்பியாக இருக்குது நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்படி செஞ்சு பாருங்கள் இந்த மசாலா வந்து நல்ல ஸ்பைஸியாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ